hello friends students updates and இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் சென் கேம் மூவியில் இருக்க ஒரு அஞ்சு மிஸ்டேக் தான் பார்க்க போகிறோம் ஸோ அஞ்சு மிஸ்டேக்குமே ரொம்ப பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்ல முடியாது பட் சின்ன சின்ன மிஸ்டேக் நிறையவே இருக்குது ஓகேவா ஸோ ஒரு அஞ்சு மிஸ்டேக்காக இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மிஸ்டேக் எங்கே இருக்குது அப்படின்னா மூவியோட ஃபஸ்ட் பார்ட்லேயே இருக்குது ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் என்னென்னு பையனா நம்மளோட ஆக்கி வந்து அவங்க பொண்ணுக்கு என்ன அதாவது எப்படி வில்லியம் அம்பி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி தரும்போது அவங்க அடித்த அந்த ஏரோவில் அவங்க மறைஞ்சு போகும்போது அந்த ஏரோவும் மறைஞ்சு போயிருக்கும் பட் அதே சமயத்தில் திருப்பி அவர் வந்து வந்து பார்க்கும்போது திருப்பி அந்த ஆரோ வந்து அப்படியே இருக்கும் ஸோ ரொம்ப கிளியராக காமிச்சிக்க மாட்டாங்க பட் அந்த ஆரோ இருக்கிற கொஞ்சம் இடன் டீட்டெயிலாகவே வச்சுருப்பாங்க ஸோ அதை நீங்கள் இப்போ காமிக்க கிளிப்பில் பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ இல்லாத அம்பு வந்து திருப்பி வரும் ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மிஸ்டேக்காக தான் இருக்குது ஸோ அவங்க மறையும் போது அதுவும் தான் திருப்பி அது வர முடியாது ஸோ இது வந்து ஒரு மேஜர் மிஸ்டேக்காகவே இருக்குது ஓகேவா அண்ட் இப்போ செகண்ட் மிஸ்டேக் பண்ணலாம் ஸோ செகண்ட் மிஸ்டேக் எங்கே இருக்குமேன்னா ஃபைனல் பேட்டில் தான் இருக்குது ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட கல் ஒபிசிடின்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா ரன் பண்ணிருப்பார் ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட தாரும் கேப்டன் அவர் ஸ்ட்ரைக் பண்ண வருவாங்க அப்படி பண்ணும்போது தார் ஒன்றும் பண்ண மாட்டார் தார் நின்று அடிப்பார் ஸோ அதே சமயத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்கா அவரோட மிலோனியர் வச்சு நம்மளோட கல் ஒபிசிடின்னு அடிப்பார் இப்போ நீங்கள் கிளிப்பில் பார்த்தா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இன்னொரு தான் காமிக்க ஸோ அதில் பார்த்தா நம்மளோட கேப்டன் அமெரிக்கா வந்து நம்மளோட கல் ஒபிசிடை நல்லா அடிக்க தெரியும் ஸோ அதே சமயத்தில் அடுத்த அடுத்து ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பியும் செட்டில் நம்மளோட திராக்ஸ்ன்னு கல் ஒபிசிடியனும் நம்மளோட கார் ரெண்டு வருமே நம்ம கல் ஒபிசிடியனை அடிக்க மாட்டேங்கும் ஸோ திருப்பி எப்படி கல் ஒபிசிடியன் அங்கே விழுந்து திருப்பி ரெண்டு அடி வர அதுவும் அதே இடத்துல அப்படின்னு இது ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்குது அண்ட் இப்போ நம்ம வந்து தேர்ட் மிஸ்டேக்கை பார்க்கலாம் ஸோ தேர்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னா இது ஒரு தியாரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லணும் ஸோ என்ன மிஸ்டேக் அப்படின்னா நம்மளோட ஸ்காட்லாங் என்ன சொல்லுது அப்படின்னா நம்மளோட கான்டெக்ட்ல அதாவது அஞ்சு வருஷம் வந்து ஃபைவ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அதே இது நம்மளோட ஜேனத்தை அதாவது முன்னாடி இந்த வேஸ்க்கு வந்து அவங்க வந்து முப்பது வருஷம் வந்து நம்மளோட கான்டெக்ட்ல இருந்தாங்க ஸோ அப்படி இருந்தால் அதை வந்து தேர்ட்டி ஹவர்ஸ் தான் ஸோ ஒரு நாளில் அவங்க வந்து இவ்வளோ வயசு ஆகுது ஸோ ஸ்காட்லாங் மட்டும் அஞ்சு வருஷம் கழிச்சு அப்படியே இருந்தாங்கன்னா நிச்சயமாக நம்மளோட முன்னாடி இந்த வேஸ்பும் அப்படியே தான் இருக்கும் ஸோ இது வந்து எப்படி அவங்க மட்டும் எப்படி ஓல்டானாங்க அப்படின்னு ஒரு நிறைய டவுட்ஸ் இருக்குது ஸோ நிறைய பேர் ஆன்சரும் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு தனி வீடியோ போட்டுடலாம் ஓகேவா பட் எனிவே இது ஒரு சின்ன மிஸ்டேக்காக தான் இருக்குது ஓகேவா அண்ட் இப்போ கிளிப்பில் காமிக்க இந்த ஏஜென்ட் ஸோ இதான் இந்த மிஸ்டேக்கு ஸோ இவர் வந்து என்ன ஃபோன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளோட சாம்சங் எஸ் சிக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுவார் ஸோ இது வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் தான் வந்துச்சு ஓகேவா பட் இது எந்த டைம்லேன்னு அப்படின்னா two thousand twelve so two thousand twelve அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வந்த ஒரு ஃபோனை இவர் எப்படி டூ தௌசண்ட் டுவெலில் யூஸ் பண்ணாலும் தெரியல ஸோ எனிவே இது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு தோணுது எனக்கு ஒரு மிஸ்டேக்காகவும் இருக்கும் பட் நிச்சயமாக மாவில் அதெல்லாம் விட்டுருக்க மாட்டாங்க நிச்சயமாக இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கும் ஸோ அதை ஒரு தனியான வீடியோவில் பட்டேன் ஸோ இது ஒரு மிஸ்டேக் வீடியோனால இதை மட்டும் நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா கடைசி மிஸ்டேக் என்ன அப்படின்னா நம்மளோட கேப்டன் அமெரிக்கா வந்து நம்ம வேஸ் பீட்டையும் அண்ட் பேண்டிட்டையும் அந்த குவாண்டம் வேண்ட போய் ஒரு ஒர்க் பண்ண சொல்லுவார் ஸோ அப்படி இருக்க சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு வாரம் ஒர்க் பண்ணிக்க முன்னாடியே நம்மளோட ஸ்காட் பிளாங் நம்மளோட ஹேண்ட் மேன் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியாது அடுத்த ஃபாலோ சீனில் திருப்பி ஜெயின் மேனாக வந்து இருந்திருப்பார் ஸோ நிச்சயமாக ஒரு இடம் தான் ஏன்னா ஃபாலோ சீனில் நிச்சயமாக ஒரு கேரக்டர் வந்து ரெண்டு டைம் வர முடியாது நீங்கள் சொல்லலாம் அவர் வந்து திருப்பி பறந்து போயிருப்பார் அப்படின்னு சொல்லலாம் பட் அடுத்த ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பியும் அவர் வந்து ஒர்க் பண்ணாமே காமிப்பாங்க ஸோ நிச்சயமாக வந்து ஷூட்டிங் என்ன எரரான்னு தெரில பட் இது ஒரு எரர் தான் ஓகேவா ஸோ இதுவும் ஒரு மிஸ்டேக்கு அண்ட் இது வந்து ஒரு பெரிய மூவியாக இருக்குனால அஞ்சு மிஸ்டேக்குனால அவ்வளோவா நிறைய மிஸ்டேக் இல்லை அண்ட் நிறைய இருக்குது பட் எதுவுமே ஒரு மிஸ்டேக்காக சொல்கிறதோட ஒரு ஐடென்டிட்டியாக தான் சொல்ல முடியுது ஸோ அதனால இதோடய நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கேன் ஏன்னா இதுக்குனால எதுவும் மிஸ்டேக் இல்லை நான் பார்த்த வரைக்கும் நான் எல்லாத்தையுமே சர்ச் பண்ணி பார்த்தேன் எல்லாருமே ஒரு ரொம்பவே மைன்யூட்டான மிஸ்டேக் தான் சொல்கிறாங்க ரொம்பவே டேவலாக ஸோ அதனால இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிச்சயமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கூட நம்ம சேனல் பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யார் இந்த வீடியோ பார்த்தீங்களோ ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ நன்றி மக்களே